சேரர்கள் கரூரை தலைநகராக கொண்டு இன்றைய கேரளா எனும் பெரிய நிலப்பரப்பை ஆட்சி பண்ணவங்க தான் சேரர்கள் சேர மன்னர்கள்ல புகழ்மிக்க மன்னனாக சேரன் செங்குட்டுவன் இமயவரம்ப நெடுஞ்சேரலாதன் பெருஞ்சோற்று உதயம் சேரலாதன் போன்ற பல சேர மன்னர்கள் சேர நாட்டை சீரும் சிறப்புமா ஆட்சி பண்ணியிருக்காங்க இருந்தாலும் சோழர்கள் புகழை பற்றி மட்டுமே அதிகம் பேசக்கூடிய நம்ம சேரர்கள் பற்றியும் பாண்டியர்கள் பற்றியும் பல்லவர்கள் பற்றியும் பேச மறந்துட்டோம் அப்படின்னு கூட சொல்லலாம் சோழர்கள் இல்லாம எப்படி தமிழ் வரலாறு முழுமை பெறாதோ அதே மாதிரிதான் சேரர்கள் இல்லாமலும் தமிழ் வரலாறு முழுமை பெறாது எனவே இந்த பதிவுல சேர மன்னர்களுடைய வரலாற்றை தேடி போலாம் இந்த பதிவு சேர மன்னர்களின் வரலாற்றை தேடிய ஒரு பதிவு